ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஷாப்பிங் வந்து போக போகிறோம் எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் இந்தியாவில் இருக்க முஸ்தபாக்கு வந்து போக போகிறோம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் தேவையான திங்ஸ் வந்து வாங்க வேண்டியிருக்கு அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே வரலாம் உங்களுக்கு வந்து நான் அங்கே போயிட்டு என்னென்னலாம் வாங்குறேன்னு சொல்லிட்டு காட்டுறேன் உங்களுக்கு தவனுக்கு வந்து டாய்ஸ் வேணுமா என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்கலாம் என்ன டாய்ஸ் வேணும் தவன் அங்கே சொல்லு அங்க சொல்லு ரியல் ட்ரோனா டாய் ட்ரோனா ரியல் ட்ரோன் வேணுமா <laughs> ஒரே நாள் தான் பாட் பாட்டாக கழட்டி வச்சிருவாரு ஸோ நாங்கள் போயிட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து நான் காட்டுறேன் இப்போ வந்து கிளம்பலாம் இப்போ லிட்டில் இந்தியாவுக்கு வந்தாச்சு இப்போ சீசன்னால் மாம்பழம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கடையில் வந்து நிறைய வச்சுருக்காங்க நாங்கள் வந்து வீக் டேஸில் வந்ததுனால கூட்டமும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இது வந்து அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட் ஷாப் இது நாங்கள் லிட்டில் இந்தியாவுக்கு வரும்போது கொஞ்சம் வந்து ஸ்வீட்ஸ் வந்து எப்பயுமே இங்கே வாங்குவோம் நம்ம ஊர் டேஸ்ட்டில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ முஸ்தஃபாக்கு வந்தாச்சு முஸ்தஃபாவில் பார்த்தீங்கன்னா கியூஆர் ஸ்கேன் வந்து எடுக்கணும் அப்புறம் வந்து டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணுவாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து உள்ளே போகலாம் இப்போ உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அந்த செக்ஷனுக்கு தான் வந்து வந்திருக்கும் எனக்கு வந்து டே க்ரீம் வந்து வாங்க வேண்டியிருக்கு நான் வந்து எப்பயுமே வந்து ஓலே ப்ராடக்ட் வந்து வாங்குவேன் எனக்கு அதான் வந்து செட் ஆகும் என்னோடய ஸ்கின் டைப் வந்து அதான் வந்து எனக்கு செட் ஆகுது மற்ற எந்த க்ரீமுமே வந்து எனக்கு செட் ஆகலை அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் வந்து இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் மற்ற ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாடி வாஷ் ஃபேஸ் வாஷ் அப்புறம் லோஷன் சோப் இது மாதிரி எல்லா ப்ராடக்ட்மே வந்து இங்கே வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்தது இதெல்லாம் பாருங்கள் பர்ஃப்யூம் டியோட்ரண்ட் அதெல்லாம் வந்து இருக்குது வந்து முஸ்தஃபாவில் இருக்க ஜுவல்லரி செக்ஷனுக்கு வந்து வந்திருக்கோம் இங்கே வந்து கேமராலாம் வந்து அலௌட் கிடையாது ஆனால் பாருங்கள் இந்த டைமில் வந்து ரொம்பவே காலியாக இருக்குது ஆளே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து காலியாக இருக்குது முஸ்தஃபா ஜுவல்லரி செக்ஷனே அடுத்தது வந்து நம்ம எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அங்கே வந்திருக்கோம் எங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜெலாம் வந்து கொஞ்சம் ப்ரைஸோட காட்டலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஸோ என்னென்ன மாடலில் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மோஸ்ட்லி வந்து சாம்சங் ப்ராடக்ட் வந்து வச்சுருக்காங்க நிறைய ஃப்ரிட்ஜ் இங்கே வந்து சாம்சங் அந்த பிராண்டட் ஃப்ரிட்ஜ் வந்து நிறைய வந்து வச்சுருக்காங்க இது பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எல்இடி டிஸ்பிளே ஸ்க்ரீனோடையே இருக்குது நம்ம வந்து கிச்சனில் வச்சுட்டு சூப்பராக வந்து நம்ம படம் பார்த்துட்டே வந்து சமைக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்குது இது பார்த்தீங்கன்னா கென் ஃபுட்டோட ஸ்டாண்ட் மிக்சர் இது ஸோ ப்ரைஸ் எல்லாம் பாருங்கள் நான் அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு இதெல்லாம் வந்து காஃபி மேக்கர் அப்புறம் வந்து கெட்டல் அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க இந்த கிரைண்டர் தான் வச்சுருக்கேன் வீடியம் ப்ராடக்ட் இது நான் வந்து இந்தியாவில் வாங்கினேன் நான் வாங்கி ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இன்னமும் வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகுது இங்கேயும் இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் டாலர்ஸ் வந்து இருக்குது ஸ்டீல்லையும் இருக்குது அந்த ட்ரம்மு அப்புறம் வந்து பிளாஸ்டிக்லேயும் இருக்குது அப்புறம் இது வந்து ரொம்பவே வந்து லைட் வெயிட்டான கிரைண்டர் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கெட்டல் வந்து வாங்கணும் கெட்டல் வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆகலை கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன் ஒரு ஃபோர் லிட்டர்ஸ்லேருந்து ஃபைவ் லிட்டர்ஸ் அப்படி தண்ணி பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் வாங்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து ஹாட் வாட்டர் வந்து டெய்லி அதிகமாக நம்ம குடிக்கிறதுனால கொஞ்சம் ஒரு பெரிய சைஸே வந்து பார்த்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்கேன் இதெல்லாம் வந்து பிரெட் மேக்கர் அந்த மிஷின் இதெல்லாம் ஏர் ஃப்ரையர்லாம் இருக்குது பாருங்க இங்கே அடுத்தது நம்ம வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் தவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இடம் இது இங்கே வந்து ட்ரோன் வந்து இருக்கும் நிறைய வெரைட்டி ட்ரோன் வந்து வச்சுருப்பாங்க அதெல்லாம் வந்து சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்ப்பார் அவர் பார்த்துட்டு எடுத்து ஃபோட்டோவும் எடுத்துப்பார் அவருக்கு வந்து ட்ரோன்னா என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு கேமரா செக்ஷன் இங்கே வந்து ப்ரைஸ் ரேஞ்சோட வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எந்தெந்த கேமரா வந்து என்னென்ன விலையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுருக்க ட்ரோன் பார்த்திங்கன்னா பெரிய ட்ரோன் அது அதை வந்து தூக்கவே முடியல அவரால் இருந்தாலும் அழகாக வந்து தூக்கி பிடிச்சி ஃபோட்டோவுக்கு வந்து போஸ் கொடுத்துருந்தாரு அடுத்தது வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் வேர் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அந்த செக்ஷனுக்கு வந்திருக்கோம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வந்து என்னென்ன டிசைன்ஸ் வந்திருக்கு அப்புறம் வந்து அதோட ப்ரைஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் எனக்கு எனக்கு மட்டும் இல்லை நிறைய லேடிஸ்க்கும் வந்து அது வந்து ரொம்ப பிடிக்கும் பார்க்க இது பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்கிற அந்த டபரா இது அது வச்சுருக்காங்க அப்புறம் வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே இருக்குது பிளாஸ்டிக்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பிளேட்ஸ் அப்புறம் வந்து குட்டி குட்டி பவுல் அது மாதிரிலாம் வச்சுருக்காங்க இங்கே இதெல்லாம் வந்து குக்வேர் ஐட்டம்ஸ் நம்மளை நம்ம யூஸ் பண்ணுற இந்த பாட் பேன்லாம் இருக்கும்ல ஸோ அதெல்லாம் இங்கே இருக்குது இதெல்லாம் ரொம்ப வந்து ஹெவியாக இருக்குது இந்த கடாய் பாருங்கள் அந்த மூடியோடையே இருக்குது இந்த பாட் வந்து நல்ல ஒரு லென்த்தியான பாட்டாக இருக்கும் நம்ம வந்து பிரியாணி செஞ்சுக்கலாம் இல்லை வந்து ஏதாவது குழம்பு வந்து நிறைய செய்கிறோன்னா இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து பேன் வந்து வாங்கணும் தோசை சுடுற பேன் அதை தான் வந்து பார்க்க வந்திருக்கேன் ஸோ பேன் வந்து இங்கேருந்து ஒன்று எடுத்தாச்சு இப்போ எடுத்துகிட்டு அடுத்தது இதெல்லாம் பாருங்கள் நம்ம அரிசியெல்லாம் போட்டு வைப்போம்ல பெரிய பெரிய ட்ரம் அது அந்தலாம் வச்சுருக்காங்க சின்ன சைஸ்லேருந்து நல்ல ஒரு பெரிய சைஸ் ட்ரம் வரைக்கும் வச்சுருக்காங்க பாருங்கள் டிஃபன் கேரியர்லாம் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நம்ம வந்து இப்போ டிஃபன் பாக்ஸே யூஸ் பண்ணுறதில்ல இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கேரியர் இருக்குது எதுக்கு யூஸ் ஆகுனே தெரியல அடுத்தது இது வந்து நம்ம மாவுலாம் ஜொலிக்கிற அந்த ஜெல்லடை வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம ஹோட்டல்லலாம் பார்ப்போம்ல சட்னி வந்து எடுத்துகிட்டு வருவாங்கள்ல இந்த குட்டி குட்டி பக்கெட்டை அது மாதிரி இருக்குது இது நம்ம வீடியோ பர்பஸ்க்கு கூட அழகாக வச்சு நம்ம ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரொம்ப அழகாக க்யூட்டாக சின்னதாக இருக்குது பாருங்கள் இதுவும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ப்ராஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம் அதில் வந்து டம்ளர் இருக்குது அப்புறம் வந்து பவுலு அப்புறம் வந்து நம்ம வாட்டர் பாட்டில்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் உருளி இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி டாலர்ஸும் என்னமோ இருந்துச்சு இது இது வந்து பூஜை ரூமில் வந்து அழகாக வச்சுக்கலாம் நம்ம வந்து பூவெல்லாம் வந்து போட்டு அழகாக வச்சுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் வந்து நம்ம பார்ட்டி அது மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது வைக்கிறோன்னா இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் இல்லைனா வந்து நட்ஸ் இல்லை சாக்லேட்ஸ் அது மாதிரி வந்து அழகாக போட்டு வச்சு நம்ம வந்து சர்வ் பண்ணும்போது வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி டாலர்ஸ் அந்த மேலே இருக்க லெட்டோடையே வந்து வந்துடுது இது வந்து பிளாஸ்டிக் தான் இது அப்புறம் வந்து அங்கே வந்து கொஞ்சம் செராமிக் பிளேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு நான் வந்து ஷாப்பிங் வந்து இதோட வந்து முடிச்சாச்சு எப்பயுமே முஸ்தஃபாவுக்கு வந்தோன்னா ஆப்போசிட்லேயே வந்து அஞ்சப்பர் இருக்குது அங்கே தான் வந்து லஞ்ச் வந்து சாப்பிட போயிருக்கோம் அங்கே போய் லஞ்ச் சாப்பிட்டு இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் இந்த வீடியோ வந்து இதோட முடியுது உங்களை வந்து வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் கோவில் இல்லையா கோவில் தானே ம்